வணக்கம் இப்போ நம்ம குருடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக செல் கால் இருந்துச்சுல அதுலேருந்து நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் வந்திருக்கு பை கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் டபுள் நைன் ரேஞ்சில் பையிங் பாயிண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா four eight double one second target four eight twenty three stop loss வந்து four seven eighty nine so இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ இது எந்த நேரத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லா நம்மளால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அப்படின்றத இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் நமக்கு சொல்லும் இது எப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்டில் பை பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலான்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே சார்ட்டோடையே உங்களுக்கு வந்து வரும் இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃபுல்லாக செல்லிங் ட்ரெண்டில் செல் கால் அதுக்குரிய டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்னு இருந்துச்சு கேண்டில் எல்லாமே ரெட் கலரில் ட்ரேடிங் போச்சு பட் ஒன்ஸ் வந்து அந்த செல்லேருந்து பையாக மாறும்போது ஓப்பன் கேண்டில்லே பார்த்தீங்க கேண்டில் வந்து புதுசாக ஓப்பன் ஆகுது ஓப்பன் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகிருக்கும் அதாவது இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறத கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும் அந்த ஓப்பன் பாயிண்டில் தான் பைக்காலும் காலும் வரும் அதே மாதிரி அங்கேருந்து நம்ம என்ன டார்கெட் ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டார்கெட் டூ என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன எதிர்பார்க்கலான்ட்டு கால்ஸும் நமக்கு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் சார்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும் ஒவ்வொருனுடைய கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அவுட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் அந்த பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக செல் கால் செல் கால் நல்லா இறங்கியிருக்கு செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் போயிருக்கு செவன்ட்டி ஃபோர் அது வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து அப்படியே ரெக்கவரி ஆகி மேலே வருது வரும்போது ஒரு நல்ல ஒரு certain range four thousand eight hundred கிட்டக்க வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் கிடைக்கிறதுனால அந்த ரேஞ்சில் பை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அங்கனக்குள்ளக்க பை கால் ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே போயிட்டு ரெக்கவரி ஆகி மேலே வரும்போது நமக்கு அப்படியே பை கால்னு ஜென்ரேட் ஆகும் அதே இப்போ கால் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அப்படியே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்குது அப்படின்னா செல் கால்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ இது எப்படி வந்து இதில் கால் வந்து அப்பியர் ஆகுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப் லைவ் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு இந்த வீடியோ நாங்கள் காட்டுறோம் இப்போ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நம்ம வந்து ஃபோர் செவன் நைன்ட்டி நைனில் பைக்கால் வந்திருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகுது four eight zero nine four eight one zero நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட்ஸ் கிட்டக்க மார்க்கெட் வந்து ரீச் அவுட் கொடுத்துருக்கு ஸோ ஒரு பாயிண்ட் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவை four eight eleven so wait பண்ணி பார்ப்போம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி கிட்ட ஆக போகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோர் எயிட் ஜீரோ நைனில் தான் இருக்குது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டென் ஃபைவ் ஆக்சுவலி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆல்ரெடி நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபோர் மினிட்ஸில் டார்கெட் கிட்டே போயிட்டு ரிட்டர்ன் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் லெவனை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் எயிட் டுவெல் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடிங் போயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்த கால் இந்த பைக் கால் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்துச்சு வந்தது ஃபோர் எயிட் தேர்ட்டி டூவில்